குருவே சரணம் நான் கடந்த ஆறு மாதமாக சஞ்சீவினி எடுத்துட்ருக்கேங்க எனக்கு ரொம்ப நாளாக இரகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருந்துச்சு சஞ்சீவினி எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகி இப்போ கரெக்டான டைமுக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு பீரியட்ஸ் டைமில் அதிகமாக தாங்க முடியாத அளவுக்கு வயிறு வலி இருக்கும் இந்த வலியும் இப்போ எனக்கு சுத்தமாக குறைஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி அதிகமாக பதட்டம் படபடப்போடே இருப்பேன் எந்த ஒரு விஷயத்தையும் இப்போது ஒரு நிதானமாக என்னால் அணுக முடியுது சஞ்சீவினி எடுத்ததுனால என்னோடய ஃபிசிக்கல் ஸ்டாமினா மென்டல் ஸ்டாமினா ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத என்னால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சுது இதை இவ்வளோ எளிமையாக எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி செஞ்ச மகாவிஷ்ணு சகோதரருக்கு கொடானு கோடி நன்றி அவர் நீடோடி வாழணும்னு இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் மிக்க நன்றி குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் சஞ்சீவினி மற்றும் வைரதேகி கம்பல்சரி சாப்பிடுங்க எவ்வளோ நாள் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் இருக்கும்லாம் தெரியாது இருக்கணுன்றதான் என்னுடைய ஆர்வம் இறைவன் என்ன நினச்சிருக்கான்னு யாருக்கு தெரியும் எவ்வளோ நாள் மகாவிஷ்ணு இருப்பான்லாம் தெரியாது எவ்வளோ நாள் இந்த சஞ்சீவினி அப்படியே கிடைக்கும்லாம் தெரியும் இருக்கும்போதே உடம்ப தயார் பண்ணிக்கோங்க காய கல்பமாக மாறிவிடும் ரெண்டு மூணு வருஷம்லாம் சாப்பிட்டீங்கன்னா எங்கேயோ போயிடும் அதோட வேலையை உயிரணுக்கள் அதிகப்படுத்துறது தான் நீங்க நம்ம ஞானத்துக்கு பயிற்சி பண்ண போறோம் ஞானத்துக்கு எங்க விந்து சக்தி இருக்கும் உங்ககிட்ட விந்து சக்தியை அதிகப்படுத்தும் விந்து சக்தி அதிகமாச்சுனாலே குடும்பத்துல தாம்பத்தியம் சிறப்பா இருக்கு எவ்வளவு பிளஸ் பாயிண்ட் பாருங்க விந்து சக்தி நல்லா இருந்தா நல்லா பேச்சு வரும் விந்து சக்தி நல்லா இருந்தா குடும்ப தாம்பத்தியம் நல்லா இருக்கும் விந்து சக்தி நல்லா இருந்தா எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க நிறைய வேலை செய்வீங்க விந்து சக்தி ஷார்ப்பா இருந்தா ஷார்ப்பான பேச்சு வரும் பொருளாதார முன்னேற்றம் வரும் எல்லாத்துக்கும் பேஸ் சுக்கிலம் தான் சுக்கிலம்னா என்ன விந்து சக்தி பெண்களுக்கு ஸ்ரோனித சக்தி கம்பல்சரி ஸ்டாக் இருக்கும்போது வாங்கிக்கோங்க இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா அத்தனை பேர் கேட்குறீங்க எல்லாத்துக்கும் நம்மளால் கொடுக்க முடியல அவ்வளோ மூலிகையை பிடிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு சஞ்சீவனி வைரதேகி மட்டும் சாப்பிட்டா சரியாயிருமானா அப்படி கிடையாது அது உயிரணுக்கள் அதிகப்படுத்தும் உயிர் ஆற்றல் அதிகப்படுத்தும் ஆன்மா சக்தி வாய்ந்தது தான் உடல் இல்லாமல் ஆன்மாவால் இருக்க முடியுமா அதே போல சஞ்சீவினி சக்தி வாய்ந்தது தான் நல்ல உணவு இல்லாமல் சஞ்சீவினியும் பெரிய லெவலில் வேலை செய்யணும்னா நல்ல உணவுகளை சாப்பிடுங்க இந்த தட்டைப்பயிறு மொச்சப்பயிறு கொண்டக்கடலை கருப்பு சுண்டல் இந்த மாதிரி ரா ஃபுட்ஸு அதிகமாக சும்மா மேலாப்பில் வறுத்து சாப்பிட்ற மாதிரி இல்லை வந்து வேக வச்சு சாப்பிட்ற மாதிரி ஹாஃப் பாயிலில் என்னெல்லாம் நவதானியங்கள் அதிகமாக சேர்த்துக்கங்க கீரை வகைகளை கம்பல்சரி சேர்த்துக்கங்க கீரை வகைகள்லாம் அவ்வளோ நல்லது ஞான மூலிகைன்னு சொல்றாரு வள்ளலார் அதை தினமும் சாப்பிடுங்க நெய்யில கலந்து நாக்கில் நக்கி சாப்பிடணும் கரிசாலை வல்லாரை தூதுவலை முசுமுசுக்கை பொன்னாங்கண்ணி அப்படி இல்லாட்டினா பொன்னாங்கண்ணி இல்லைன்னா புளியாரை தினமும் நீங்கள் சாப்பிட்டு கொண்டே வரும்போது அதோடைய மகத்துவத்தை என்னால வார்த்தையெல்லாம் சொல்ல முடியல சித்தர்களாலேயே சொல்ல முடியல என்னன்னு போய் சொல்ற உங்களை உட்காந்து இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா இது சாப்பிட்டீங்கன்னா இப்படி ஆகும் அது சாப்பிட்டீங்கன்னா அப்படி ஆகும் அதெல்லாம் சொல்லவே முடியாது அவ்வளோ வேலை பண்ணும் அது ஞான மூலிகை அதுக்கு பேர் என்ன காயகல்பமாகவே மாறிவிடும் காய சித்தி ஆகிவிடும் காயம்னா உடம்பு சித்தினா அழியாத நிலைமைக்கு போயிருங்கிறார் கண்டினியூவாக பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம்லாம் நீங்கள் வந்து ஞான மொழியை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பக்கத்து சித்த மருத்துவ கடையிலேயே கேளுங்க கரிசாலை வல்லாரை தூதுவலை முசுமுசுக்கை புளியாரை இல்லைன்னா பொண்ணாங்க நீ அஞ்சும் சேர்ந்த பவுடரோ இல்லை தனித்தனியாக இருக்கிற பவுடரோ அஞ்சை ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் எடுத்து உங்கள் இடது கையில் கொட்டி அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா இப்படி பண்ணி நாக்கில் நக்கி சாப்பிடணும் உமிழ்நீர் நன்றாக சுரக்கும் சாப்பிடும்போது அவ்வளவு ஷார்ப்பாயிருவீங்க ஓசிடி ப்ராப்ளம் பன்னெண்டு வருஷமாக இருந்தவங்களுக்கு சரியாயிருச்சு ஏகப்பட்ட மனவியாதிகள் சரியாயிருக்கு ஆர்டிசம் பேபி இருந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சரியாயிருக்கு இது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை சளி கம்ப்ளீட்டாக போயிருக்கு மூளை அப்படி வேலை செய்யும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் வல்லாரை இருக்கிறதுனால கரிசாலை என்பது அவ்வளோ பவர்ஃபுல்லான மெத்தடு கரிசாலையை தாண்டி ஒரு காயகல்பம் உலகத்துலேயே பன்னெண்டு வருஷம் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிருவீங்க உங்களது உடல் அழியா தன்மைக்கு போயிடும் நான் சொல்லல வள்ளலார் சொல்லியிருக்கிறார் வாய்ப்பு இருக்கும்போது வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது நம்ம கொடுக்கறது இல்லை இது நம்மகிட்ட இல்லை ஏன் அப்படின்னா அது கிடைக்கிற அந்த மூலிகையை பிடிக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெள்ளை கரிசலாங்கண்ணியே கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது எங்கே போகிறது மஞ்சள் கரிசலாங்கண்ணிக்கு நாங்கள் சொல்கிறத சொல்லிடுறேன் பயன்படுத்திக்கிங்க கிளியர் நெக்ஸ்ட்டு மெயினாக நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த சஞ்சீவினி வைரதேகி எடுக்கிறீங்களோ அவ்வளவு நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும்